குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷர் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் அதாவது இன்று நாம் பார்க்க போகிற உண்டு ஒரு ஜாதகத்தில் ராகு திசையின் பலன்கள் என்ன பொது பலன் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் நிறையா கிரகச்சேர்க்கைகள் ராகு எதனோடு இருக்கிறது சேர்ந்து இருக்கிறது எத்தனாம் பாவம் அப்படின்லாம் பார்த்து சொல்லணும் அதுதான் சரியான பலனாக இருக்கும் இது வந்துட்டு பொதுவாக ராகு டிசைனா எந்த மாதிரி மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் அதன் காலகத்துவங்கள் நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள் ராகு திசை வருகிறதுனா கண்டிப்பாக ராகு என்பவர் யாருங்க அதாவது ஒரு பாம்பின் தலையை குறிக்கும் ஆனால் உடம்பு இருக்காது சரிங்களா அப்படின்னா அந்த பாம்புக்கு இருக்க வந்து டைஜஷன் ஆகாது நீங்கள் என்ன தான் வாயில் போட்டுக்கிட்டே இருந்தாலும் டைஜஷன் ஆகாது ஏன்னா உடம்பே இல்லை தலை மட்டும் தானே இருக்குது சரிங்களா அது வந்துட்டு அது சிந்திப்பே எப்படி தெரியுமா இருக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு அது வேணும் இந்த உலகத்தையே தன்வசப்படுத்தணும் ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் இவர்கள் சுழல்படுவார்கள் சரிங்களா கனவு உலகத்தில் போயிட்டு ஒரு புகைக்குள்ளார மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு தவிப்போம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சூழலை வந்து ஒரு கற்பனை உலகத்தை இந்த ராகு என்ற கிரகம் ஏற்படுத்தும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா வாழ்க்கையில் உடனே வெற்றியை ஏற்படுத்திடலாம் மாற்றிடணும் அப்படின்னு உடனுக்குடன் நடக்கும் விஷயங்கள் அனைத்துமே இந்த ராகுவின் காரகத்துவங்கள் சார்ந்தது இந்த வேற்று மொழி வேற்று இனம் வேற்று மதம் அப்புறம் வந்துட்டு வேறு இடத்துக்கு பயணிக்கிறது நீங்கள் சொந்த இடத்துலேருந்து ஒரு புது அட்மாஸ்பியரை நீங்கள் சந்திக்கிறது இது எல்லாமே ராகுவின் காரகத்துவங்களில் வரும் அதீத ஆன்மீகத்தை கொடுப்பவர் ராகு நீங்கள் உடனே இவ்வளோ இவன் வந்துட்டு நாத்திக வரியாக இருந்தான் கடவுளே பக்கமே போக மாட்டான் ராகு இடத்தை மட்டுடிச்சு உடனே கோயிலுக்கெல்லாம் போகிறான் இதெல்லாம் என்னென்னா ராகு வந்துட்டு எப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கற்பனை செய் செய்கிறீங்களோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஓரளவுக்கு மேலே அது கற்பனை தான் இவ்வளோ தான் சொல்கிறேன் நிஜம்னு சொல்ல அது கற்பனை தான் அந்த கற்பனை உலகத்தில் பெரும் விரக்தி பெரும் விரக்தி பெரும் தனிமை வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்திலே நீங்கள் பயணிக்கிறதுனால விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அது ஆன்மீ விரக்தி என்னும் நிலை ஆன்மீக நிலை அதன் அதனால் கோயிலுக்கு இயல்பாகவே அதன் பயணங்களை உங்களுக்கு வழிவகுக்கும் வேறு தேசம் பயணம் ராகு திசை வந்துச்சுன்னா வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு வந்து பயணத்தை குறிப்பாக ராகு வந்து ட்ராவலு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அப்புறம் ஆசிரியர் தொழில் இது எல்லாமே ராகுவின் காரகத்துவங்களில் வரும் சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் சந்திப்பீர்கள் ராகு தசையில் நீங்கள் முக்கியமாக வந்து திருவாதிரை சுவாத்தி சதயம் சரிங்களா அதன் சார்ந்த லக்கணங்களையும் அதன் சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட அதிகமான பழக்கமும் தொடர்பும் வைத்துக்கிற நிலைமை ஏற்படும் பொதுவாக சொல்லப்போனால் இந்த ராகுங்கிற எப்படி தெரியுமாங்க அதாவது இந்த ஏணியை வச்சுட்டிங்களா இந்த ஏணியை வந்து நேராக வச்சுருங்க இந்த ஏணி வந்து கீழேருந்து மேலே பார்த்தா இது மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா இது ராகு அதே மேலேருந்து கீழே போட்டால் இது கீழே வர மாதிரி தெரியும் ஏன்னா ராகு எங்கே இருக்கோ அவன் ஏழாம் இடத்துல கேது இருப்பார் எவ்வளோ உயரம் போனாலும் நீங்கள் ஒரு நாள் கீழ் படிக்கட்டு இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் அதுதான் கேது உயர்த்து கேது சொல்லுவார் ஆசைப்படு சரிங்களா அந்த தலையை என்றும் வைத்து ஆசைப்படு ஆனால் கேது வந்து இன்னொரு பக்கம் இருக்கிற நீ மறந்துடாத அதை தடுத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ராகுவின் காரகத்துவங்களே நம்ம தாங்கி தொழில் செய்வது உண்டு இன்னும் சிறந்த முறையில் இருக்கும் ராகுவின் காரகத்துவங்கள் என்னென்ன ஆன்மீக வழியில் நீங்கள் செய்யுங்க சரிங்களா அந்த ராகுவின் பெயர் கொண்ட தொழில்கள் செய்யுங்க அந்த ராகுவின் பெயர் கொண்ட தொழில்கள்னால் என்னென்ன டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் எல்லாமே ராகு மருந்து மருத்துவ பொருட்கள் சரிங்க ரசாயன பொருட்கள் கெமிக்கல் எல்லாமே ராகு இதெல்லாம் இல்லாமல் ராகுவே கிடையாது இதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அது ராகுவுக்கே ஒரு பரிகாரம் மாதிரி செய்ய தூண்டும் அடுத்தவருக்கு போதித்தல் ஒரு விஷயத்தை கடத்துதல் கடத்தும் விஷயங்கள் எல்லாம் இந்த ஒயரு இந்த எலக்ட்ரானிக்கு இது எல்லாமே ராகு இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது பல நேரங்கள் இந்த ராகு செவ்வாய் தொடர்பெல்லாம் பெற்றுருச்சுன்னா இந்த வெடிகுண்டு தயாரிப்பு அணுகுண்டு தயாரிப்பு இப்போலாம் அந்த மாதிரி விஷயங்களில் செய்வாங்க இப்போ ராகு திசை என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக எப்படி பொதுவாக சொல்லுவாங்க ராகு திசை வந்தால் கடன் வந்துடுச்சு அவன் கடை ரொம்ப கடங்காரன் ஆகிட்டான் ஊரை விட்டு வெளில போயிட்டான் துருவா அப்படி அப்படி இல்லை அதுக்கு பின்னணி காரணம் என்ன உங்கள் அதீத ஆசை உங்கள் அதீத கற்பனை உங்கள் அதீத முதலீடு இது ஒரு காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அந்த திசை இந்த ராகுக்கு முன்னாடி திசையான செவ்வாய் திசையில் நீங்கள் செய்திருப்பீர்கள் அதனால் அதன் சம்மந்தப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க ராகு திசையில் மேலே வந்தவர்களும் இருக்கிறார்கள் சரிங்களா பொதுவாக இந்த ராகு வந்து கேதுவின் சாரமும் கேது ராகுவின் சாரமும் பெறக்கூடாது ராகு இப்போ இப்போ பாருங்கள் ராகு எங்கே இருக்கோ அது ராகுவின் நட்சத்திரம் எங்கே இருக்கோ அது ஏழாம் இடத்துல கண்டிப்பாக வந்து கேதுவின் நட்சத்திரம் இருக்கும் கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரம் இருக்குது அது ஏழாம் இடமான சிம்மத்தில் கேதுவின் நட்சத்திரம் மகம் இருக்கிறது மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது கேதுவின் நட்சத்திரம் அங்கே ஏழாம் இடமான துலாத்தில் வந்து ராகுவின் நட்சத்திரம் இருக்குது சரிங்களா சுவாத்தி மிருனத்தில் திருவாதிரை இருக்கிறது அங்கே ஏழாம் இடமான தனுசுவில் மூல நட்சத்திரம் இருக்குது அதாவது ராகுக்கு இயல்பாகவே அந்த காலப்புருஷ தத்துவம் மேஷம் முறல் மீனம் முறை அந்த காலப்புருஷ தத்துவத்தின் கட்டமைப்பே ராகுவும் கேதுவும் மெரிதறி துருவத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது ராகு கேதுவின் சாரமோ கேது ராகுவின் சாரமோ பெற்ற திசை நடத்தினால் அந்த திசை ஒரு தாங்க முடியாத வழியை கொடுப்பதாக இருக்கும் பெரும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலையும் இந்த உலகம் கொடுக்கும் சரிங்களா ஆனால் இதுவெல்லாம் ஒரு காரணத்திற்காக இதுவெல்லாம் உங்கள் கர்மவினை என்று நீங்கள் நம்புங்கள் யாரோ செய்த யாருக்காகவோ செய்த கர்மவினை அல்ல நீங்கள் உங்களுக்காக போன பிரிவில் ஏற்படுத்திய கர்மவினை என்று நம்பி அனுபவிக்க பழகுங்கள் அந்த ஆன்மீக நிலை அந்த விரக்தி நிலை கடந்து செல்லுங்கள் நன்றி ஓம் சிவோம்